வணக்கம் அட்வைஸ் வாய்ஸ் இணையதள என் அன்பு நண்பர்களே அன்பு சொந்தங்களே நட்புகளே உறவுகளே அனைவருக்கும் எனது வணக்கம் காலை வணக்கம் இங்கே காலை தான் இந்த இன்று இன்னும் நான் இங்கே கப்புச்சின் துறவியில் வாழ்கின்ற இந்த பிரான்சிஸ் அசிசியா ஆலய பகுதியில் இருக்கிறேன் புனித பியோ அலிகாருடைய இல்லத்தில் தங்கி அங்கிருக்கின்ற குரு மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அவரிடம் அந்த நேற்று முழுவதும் நான் செலவழித்தேன் இன்று பங்கு தந்தை பணியாற்றுகின்ற இந்த பங்கு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறேன் அவருடைய அந்த பங்கு அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற செயலர்களை எல்லாம் சந்தித்தேன் அழகாக ஆர்கனைஸ்டு ஒரு செட்டப் பங்குல வந்து நடக்கிற இந்த இதில் பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன் மாணவ மாணவிகளை தயாரிக்கின்ற குழு இது வருமாக தினந்தோறும் பணியாற்றுகிறார்கள் தினந்தோறும் பணியாற்றி இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க இருநூறு மறைக்கல்வி மாணவ மாணவர்கள் பயிற்சி அளிப்பவர்கள் பயிற்சி அளிப்பவர்கள் இரநூறு பேர் இருக்கிறாங்க ஆறாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் ஆறாயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்காங்க அதாவது அக்கா மறைக்கல்வி என்பது நம்முடைய விசுவாச பயிற்சி இங்கே நிறைய பசங்க ஆறாயிரம் மாணவர்களுக்கு மாணவ மாணவிகள் அதற்காக இரநூறு ஆறு வருஷம் படிக்கிறாங்க இரநூறு பயிற்சியாளர் இருக்கிறாங்க தொடர்ந்து ஆறு வருடங்கள் படிக்கிறார்கள் எவ்வளோ அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மேஷன் அதுக்கான அருமையான பயிற்சிகள் தயாரிப்புகள் நடக்கின்றன ரொம்ப ஆக்டிவ் பேரிஷ் எல்லாம் டெய்லி இன்னைக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் பங்கு மந்தையை பார்க்குறதுக்கும் பங்கு அலுவலகத்தை சந்திக்கிறதுக்கும் நிறைய பேர் இங்கே இருந்து கொண்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போதே ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இருக்கிறது வாழ்த்துக்கள் பங்கு தந்தைக்கு அப்படியே நம்ம அந்த செயலாக செயலாக்கத்துக்கு செல்வோம் இது துணை தந்தையர்கள் பணியாற்றுகிற தந்தையர்களுடைய அலுவலகம் தந்தை ஆல்பர்ட் அருட்தந்தை ஸ்டீஃபன் அலுவலகம் இது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அருமையான பங்கு பணியகமாக இருக்கிறது பெரிய ஒரு அலுவலகம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படியும் பணி செய்ய முடியும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது சந்தோஷம் இப்பொழுது மற்ற அலுவலக செயலாளர்கள் செயலாளர்கள் வேலை செய்கின்ற அலுவலகம் சில கூறும் இதுதான் இங்கே வந்து பொருள் பொருளாளர் இருக்கிற இடம் இங்கே தான் வந்து பங்கு பங்கினுடைய வரவு செலவுகளை கவனிக்கிற இடம் துவார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த பங்கு பூசை பூசை கருத்து பூசை கருத்தில் எழுதுவது அப்புறம் பங்கினுடைய சந்தா சந்தா கட்டுறது மற்ற எல்லா இதுவே சீட்ஸும் இங்கே தான் வாங்குறாங்க அதற்கான பணிகளை இங்கே இருக்க செக்ரட்டரி செய்து கொண்டிருக்கிறாங்க இருக்காங்க சங்க செயலாளர்கள் பொருளாளர் என்ற நிறைய அலுவல்கள் நடந்து கொண்டிருக்கிறது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆலயத்துடைய வரைபடம் ஏற்கனவே பாதி வேலைக்கு மேலே முடிந்தது முடிந்தால் இப்படி இருக்கும் இதுதான் அந்த வரைபடத்துடைய அழகான ஒரு பெரிய ஆலயத்தினுடைய வரைபடம் அழகாக இருக்குது வரைபடத்தில் பார்த்து அதே படத்தினுடைய கட்டுமானம் இது முக்கால்வாசி முடிஞ்சிச்சு இனியும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதற்கான பொருளாதாரத்தை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்டுபிடிக்கப்படும் போது அது ஒரு ஆலயமாக இல்லை இந்த மக்களுக்கு தேவையான போதுமான எதிர்பார்த்த கனவு கண்ட இவ்வளோ அறுபதாயிரம் பங்கு உறுப்பினர்களை கொண்ட இந்த ஆலயம் மக்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஆலயமாக ஏற்பட இருக்கிறது தொடர்ந்து வேண்டும் சார்ந்தவர்களே இந்த கலரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர் அருட்தந்தை கப்புச்சின் துறவி ராபர்ட் இந்தியர் தான் எங்களுக்கு நவ சந்நியாச தலைவராக இருந்தவர் நோவிஷியட் நாவிஸ் மாஸ்டராக இருந்தார் நாங்கள்லாம் பயின்றோம் நான் ஃபாதர் வின்சன் பாபு மற்ற தந்தையர்களும் இவர்களும் பயிற்சி பெற்றவர்கள் தான் அருமையான ஒரு தந்தை நாவிஸ் மாஸ்டராக இருந்தவர் அருமையான தாயை போல தந்தையை போல எங்களுக்கு பணியாற்றி நாங்கள் துறவிகளாக இருக்கணுன்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் அவர் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சபடியாக இங்கே பிரிட்டினா பாசோவுக்கு வந்த அருள் தந்தையோடு சேர்ந்து இவரும் வந்திருந்தார் வந்த இடத்திலேயே இவருக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு நோய் வாய்ப்பட்டு இறந்திரு இறந்து இறந்திருக்கிறார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இறந்தது ரெண்டாயிரத்தி மூணு நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி மூன்று அன்று அவர் வீட்டாக அடைந்திருக்கிறார் அவருடைய குடும்பம் இங்கே இருக்கிறது அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது மக்களுக்கும் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு அருத்தந்தை எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் இங்கே அழகான ஒரு அவருடைய கல்லறை எழுவப்பட்டு இருக்கிறது மக்கள் வந்து இவருக்காக ஜெபித்து விட்டு செல்கிறார்கள் ஆகவே இவரை நான் சந்திப்பதிலும் இவருக்கு நான் என்னுடைய வழக்கரை செல்வத்து வந்ததுக்கும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் அவர் வெற்றி அடைப்பாட்டை தரட்டும் எங்கள் அனைவருக்காக அவர் ஜெபிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் நடத்துகிற இந்த இதெல்லாம் பார்த்து பெருமிதி போயிருக்கிறேன் வாழ்த்துக்கள் பணியாற்றுகின்ற தந்தை வின்சன் பாபு அவர் தான் இங்கே சுப்பீரியர் இந்த இங்கே இருக்கிற மிஷனுக்கே சுப்பீரியர் அவர் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து குருக்களுக்கும் துறவிகளுக்கும் சகோதரருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றாக பணியாற்றுகிறார்கள் மக்கள் ரொம்ப பாசமாக இருக்காங்க மக்களுடைய உணவுகளையும் நான் ருசித்தேன் ரசித்தேன் அவருடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது அவங்களுடைய நம்ம விகிதம் ரொம்ப நல்லா இருந்தது அவர்கள் திருப்பலி கூறுகின்ற போது திருப்பணி முழுவதுமாக நேற்று சாயந்தரம் நான் திங்கக்கிழமை சாயந்தரம் தான் திருப்பணி நான் பிரெஞ்சு மொழியில் புதுசை திருப்பணி வைத்து ஆட்டினேன் அந்த மாலை திருப்பணிக்கு எனக்குரிய ஒரு நூறு நூற்றம்பது பேர் மேலே இருந்திருப்பாங்க நேற்று வந்து ஒரு அருங்குடையாளர்களுடைய அவருடைய திருப்பணி நல்ல பாடல்களும் ஆடல்களுமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பூசை வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது ஆசையாக இருந்தது ஆக இப்படியாக இந்த மிஷன் இந்த வேத போதக நாடுகளுக்கு வந்து பணி செய்கின்ற இந்த சகோதரர்களுக்கு உறுதுணையாக வந்து சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் அப்படி பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் ஜெபிப்போம் நிறைய பேர் ஜெபிக்கணும் கட்டாயம் ஜெபிக்கணும் நம்ம பொருளாதார உதவி இல்லைனாலுமே கூட நாம ஜபத்தாலும் உடன் இருப்பாலும் சொலிடாரிட்டி இருப்பாலும் அவர்களுக்கு நாம் தோழமை செய்வதில் நாம் உடன் இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர் ஜெபிங்க மீட் பண்ணுவோம் இன்னும் அடுத்தடுத்து நடக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் நான் உங்களுக்கு பதிவு அனுப்புகிறேன் கூட இருங்க இந்த பதிவுகளை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் அனுப்புங்க நல்ல ஒரு பதிவுகளை போடுங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்கிருந்தாலும் கடவுள் நம்ம இருக்காரு எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்காரு அந்த கடவுள் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்காக நான் கொண்டாடுகிறேன் உடல்நலத்திற்காகவும் சுகத்திற்காகவும் நல்வாழ்விற்காகவும் ஜெபித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் காட் பிளஸ் யூ வாழ்த்துக்கள்